இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற அனைவருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போனா தான் இதுமே நீங்கள் நிறையா ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கலாம் குட்டீஸ் இப்போ வாங்க குட்டீஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் அது மட்டும் இல்லை குட்டீஸ் நம்ம சேனல் இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒன் கே சப்ஸ்கிரைபர் வரணும் கைஸ் அப்படி வந்துச்சுன்னா மூணு மூணு இருக்குது நம்ம கிஃப்ட் அனுப்பிச்சுடுவோம் கைஸ் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ் அண்ட் குட்டீஸ் இப்போ வாங்க ஸ்டோரியை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னப்பா தம்பி இங்கே இருக்கா இல்லைண்ணே எனக்கு ஒரு ரெண்டே ரெண்டு பிரச்சனை நிறைய பேர் வர்றாங்க கேட்குறாங்க டக்குன்னு ஓடி போயிடுறாங்க நீங்களாச்சும் வரீங்களா ஆ வரேப்பா வரேன்ப்பா சரிப்பா இப்போ பிரச்சனையை சொல்லுப்பா நான் இறந்தா என்னை புதைக்கலாமா எரிக்கலாமானே புதைக்கிறது தானே ஈஸியான வேலை அதவே பண்ணிடலாம் அப்படி புதைச்சா அந்த புதைச்ச மண்ணில் இருந்து புல் வரமா வராதானே அப்படி அந்த புல் வந்துச்சுன்னா அதை மாடு திங்குமா திங்காதானே அப்படி மாடு தின்னுச்சுன்னா மாடு பால் கொடுக்குமா கொடுக்காதானே அப்படி அந்த மாடு பால் கொடுத்துச்சுன்னா அதை மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டானானே அப்படி மனுஷன் குடித்தா மனுஷன் சாகுவானா சாக மாட்டானானே தம்பி எங்கள் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது தம்பி நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் வந்து உன் பிரச்சனையெல்லாம் கேட்குறேன் ம் சரிண்ணே உங்களை நம்பி இங்கே உக்காந்துருக்கேன் போயிட்டு வந்துடுங்க five years later. யார்ப்பா தம்பி நீ ரொம்ப நாள் எங்கேயே உட்காந்துருக்க என் பேர் ராம்னே இங்கே ஒருத்தவர் என் பிரச்சனையை கேட்குறேன்னு உட்காந்துருந்தாரு ஆ அன்றைக்கி நீங்கள் தானே வந்து அவரை கூப்பிட்டீங்க எங்கேனே ஆளை காணோம் எப்போனே வருவார் தம்பி இன்னும் உனக்கு அந்த விஷயம் தெரியாதா அவர் செத்து போய் பல வருஷம் ஆச்சு நீங்கே உட்காந்து நான் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் அதுக்குள்ளே பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகி வந்துட்டேன் என்னென்ன சொல்கிறீங்க நான் இங்கே உட்காந்து அஞ்சு வருஷம் ஆச்சா சரிண்ணே நான் என் வேலையாச்சும் போய் பார்க்குறேன் நன்றினே வந்து சொன்னதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாத்துக்கும் நான் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போனா தான் நான் போடுற ஸ்டோரி வீடியோஸ் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் டூ மந்த்ஸில் ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நான் உங்கள் மூணு சப்ஸ்கிரைபரில் நம்ம மூணு சப்ஸ்கிரைபரில் கிஃப்ட் அனுப்பிச்சுடுவேன்னு மெயினாக சொல்லிக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்